Thank you. வணக்கம் இங்கே நான் பகவத் மிஷனுக்கு இந்த வாரம் வந்திருந்தேன் கிளாஸ் அட்டன் பண்ண ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு இங்கே இருக்க நம்ம சில பேர் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கன்ஃபியூசன்ஸாக இல்லை ஒரு மைண்ட் அப்செட்டாக ஒரு மனப்பதட்டம் இல்லை வந்து ஒரு லைஃப்பில் ஒரு வெறுமை அந்த மாதிரி யார் இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு நல்ல மன அமைதி கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு ம மன தெளிவோடு நீங்கள் வந்து போவீங்க இங்கே இருக்கவங்க வந்து இந்த மாதிரி சில சில அமை அமைப்புகள் வந்து மணி பேஸ்டாக இருப்பாங்க மணி மைண்டடாக இருப்பாங்க பட் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது இது வந்து மக்கள் எல்லாருமே நன்மை பெறணுன்ற ஒரே ஒரு நோக்கம் தான் இங்கே இருக்க மிஷினில் இருக்கவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து அப்படி தான் திங்க் பண்ணுறாங்க ஸோ வந்துட்டு ஸோ லைஃப்பில் வந்துட்டு இந்த இந்த இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கணும் இங்கே வந்ததில் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு த்ரீ டேஸ் இங்கே இருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு வெளியில் போகும்போது ஒரு வேறு ஒரு ஒரு மனநிலையோடு போகிறோம் ஒரு தெளிவான மனநிலை ஒரு இங்கே நல்லா என்ஜி ஒரு என்ஜாய் இங்கே வந்து ஒரு மூணு நாள் நல்லா என்ஜாய்மெண்ட்டு ஒரு ட்ரெக்கிங் போனோம் அதனால் எப்படி சொல்கிறது நல்லா இருந்துச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு த்ரீ டேஸ் வந்து பயங்கர ஆரோக்கியமாக இருந்துச்சு இது கண்டிப்பாக இது நம்மளோட லைஃப் லாங் வந்து இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐ மீன் இப்போ நான் வந்தேன்னா என்னோடய லைஃப்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் மற்றவங்க சொல்கிறதுனாலையோ இல்லை நீங்கள் அதை யூடியூப்ஸ் பார்க்குறனாலையோ அது வந்து உங்களுக்கு கிடைக்காது அந்த ஒரு முழுமை வந்து உங்களுக்கு கிடையாது முழுமையாக அடைய முடியாது ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் த்ரீ டேஸ் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இங்கேருந்து நீங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லைஃப்பில் வந்து ஒரு யூஸ்ஃபுல் தான் ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இதை வந்துட்டு என்னடா இது அமௌண்ட் பே பண்ணி போகணுமா அப்படி இப்படிலாம் யோசிக்கவே கூடாது இது வந்து நம்ம எவ்வளவோ ஒரு செலவு பண்ணுறோம் ஸோ இந்த அமௌண்ட்டுமே வந்து அவங்களோட ஒரு மணி மைண்டடுக்காக அவங்க வாங்கலை இது வந்து ஒரு அந்த மிஷினுக்காக ஒரு இப்போ வந்த செலவு தங்குற செலவு அந்த அதர் இதுக்காக தான் அவங்க வாங்குறாங்களே மற்றபடி எந்த ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து இந்த அமௌண்ட் கூட அவங்க வந்து வசூல் பண்ணுறது நன்றி